வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா என்ன பாயிண்டில் பண்ணலாம் டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இது ஜான் டுவெண்ட்டி செவன்த் மார்க்கெட் வந்து ரன் ஆகி போய்கிட்டு இருக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக நம்ம நிறையா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு மினியில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா gold mini current month contract five minute சார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஸோ இது ஜான் டுவெண்ட்டி செவன்த் மார்க்கெட் வந்து இப்போ லைவ் மார்க்கெட் அது ஆக்சுவலி போய்கிட்டு இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக வந்து செல் கால் வந்து ஆக்சுவலி ஜென்ரேட் ஆயிருக்கு forty nine thousand hundred and சிக்ஸில் அந்த ட்ரெண்டில் கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்குது ஸோ இது ரெக்கவரி ஆச்சுன்னா பையிங் ட்ரெண்டாக மாறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம ஜான் டுவெண்ட்டி செவன்த்துக்கு ப்ரீவியஸாக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அந்த சமயத்துலலாம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஜான் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் தேர்ட்டி போல் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு forty nine thousand hundred and சிக்ஸில் ஓகேங்களா இது ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸில் செல் கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் வரைக்கும் ரீச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து ஃபினிஷ் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு forty nine thousand hundred and six வந்து செல் கால் வந்தது லோ பார்த்தீங்க அப்படின்னா forty nine thousand nine hundred and sixty five range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு hundred and twenty points profit book பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்ட்லேயே புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இது இப்போ ஒவ்வொரு இதுவும் எப்படி வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆகுதுன்றத நம்ம வந்து ப்ரீவியஸ் இதில் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு த்ரீ ஓ கிளாக் போல் வந்திருக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ்டியில் ஸோ அது பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு இதில் நீங்கள் நம்மளால் ஈஸியாக one twenty point profit book பண்ணிக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால் பட் இந்த செல் கால் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ்ல வந்திருக்கு இது நமக்கு லாஸ் ஆகிருக்கும் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ்லேருந்து forty nine sixty so fifty five points கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் மாறையிலே ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டிடுச்சு ஸோ ஒரு நமக்கு லாஸ்ட் வரையில் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் தான் வந்து வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பைக்கால் போயிருப்போம் அதில் நம்ம ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு சப்போஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டக்குன்னு செல் கால்லேருந்து பை கால் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் நீங்கள் வந்து முழுசாக ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் வந்து வெயிட் பண்ணுற லெவலுக்கு இருக்காது எப்போயாச்சும் ரொம்ப ஸ்பீடான வால்டெயிலில் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு full stop loss hundred points வந்து ட்ரிகர் ஆகும் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட்டியில் அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ ஃபார்ட்டி வரைக்கும் போயிருக்கு இதுலேயும் நம்மளால் ஒரு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் போயிருக்கு இது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டேஸில் வந்து போயிருக்கேன் ஆக்சுவலி ஸோ அப்போதைக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு sell call forty nine five தேர்ட்டியில் வந்திருக்கு செல் கால் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப்லஸ் கிட்டக்க போயிட்டாலும் ட்ரிகர் ஆகாமல் மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் டவுனில் வந்து வந்திருக்கு ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் one twenty point profit book பண்ணிக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக ஜான் எத்தில் வந்திருக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் செவன்ட்டியில் வந்து வந்திருக்கு பைக்கால் அதுவும் மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும் அதே மாதிரி என்ன பாயிண்டில் பண்ணலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே வந்து கொடுத்துரும் உங்களுக்கு ஜஸ்ட்டு இல்லை தான் வந்து இருக்கும் நீங்கள் வந்து இது ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் இதில் நீங்கள் டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணுறதுனாலும் ரெடியூஸ் பண்ணலாம் ஒன் மினிட் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி நீங்கள் அப்படி ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஒன் மினிட்லையும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் என்ன பாயிண்ட்டில் விற்கலான்ட்டு அப்படியே உங்களுக்கு வந்து காட்டும் பட் டார்கெட் வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா இங்கே வந்து சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒன் மினிட்டுங்கையில் குயிக் ட்ரேடிங்க்கு தான் வந்து ரொம்பவே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஒன் மினிட்டுங்கையில் உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸும் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நீங்களே உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ